இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான தருணங்க இது நம்ம ஆயிரத்தி ஒருவன் படத்துல வர மாதிரி ஸ்லோ மோஷன்ல போய் காட்டுவோம் வாங்க ஒரு உன்னதமான சிவபக்தனால் மட்டுமே உணர முடியுங்க அந்த இடத்துல என்ன இருக்குன்னு இந்த வெள்ளியங்கிரி மலையின் அரசன் எம்பெருமான் ஈசன் குடியிருக்கக்கூடிய ஏழாவது மலை தாங்க இந்த மலை இந்த மலையை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எல்லாருக்கும் ஒரு தனி புத்துணர்ச்சியே வரும் இந்த மலையின் ஐந்தாம் மலை முடிவு ஆறாம் மலை தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் தாங்க என் வாழ்க்கையில் ரொம்பவே மிக முக்கியமான தருணம்